தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறது சட்டம் ஒழுங்குனா இப்ப நீங்க பாருங்க இப்ப நேத்து இந்த விஏஓ கொலை பண்ணிருக்கிறாங்க இது போன்ற சம்பவங்கள்லாம் இருக்கு இந்த சட்டம் ஒழுங்குக்கு அடித்தளமே மது பிரச்சனை இப்போ செந்தில் பாலாஜி இன்னும் அதிகமா விற்கணும்னு எங்க பார்த்தாலும் விற்கணும்னு சொல்றாருன்னா இப்போ இன்னும் அங்கங்க குடிச்சு கிடிச்சு பிரச்சனை வரப்போது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கங்க கொஞ்சம் போல அப்படிலாம் நடக்கிறது இல்ல அதுக்கு முக்கிய காரணம் கஞ்சா இந்த போதை பொருட்கள் அது இல்லாம இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இந்த பார்டர்ல இருந்து நிறைய வந்துட்டு இருக்குதால இந்த கரோனா காலத்துல மூன்று ஆண்டு காலத்துல தான் பாத்தீங்கன்னா இது அதிகமா இந்த பயன்பாட்டுல வந்திருக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ அதிகமாக வந்து இப்போ உச்சத்தில் இருக்கு ஏன்னா இப்போ கஞ்சா பாத்தீங்கன்னா வேறு வேறு விதமான வகையில் வந்துட்டு இருக்கு கஞ்சா பவுடர் இருக்கு கஞ்சா ஆயில் கஞ்சா பேஸ்ட் கஞ்சா ஸ்டாம்ப்பு ஸ்டாம்ப் வச்சுட்டு நாக்கில் வச்சுக்கிட்டு கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கான் அப்புறம் சாக்லேட் இருக்குது கஞ்சா எண்ணெய் இருக்குது இது மட்டும் இல்ல கஞ்சா மட்டும் கிடையாது இது அப்படின்னு காக்கைன் ஹெரான் ஹெரான் எல்லாமே இந்த இலங்கை இந்த பக்கத்துல வருது ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் வந்து பஞ்சாப் பாடல வந்து இங்க வந்துட்டு இருக்குது பர்மா பக்கத்துல இருந்து அங்க இருந்து வந்து இந்த பக்கம் வருது எல்லாத்துலயும் நிறைய வந்துட்டு இருக்குது முதலமைச்சர் வந்து இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கு சிறப்பு கவனம் ஒருமை நாங்க சொல்லி ஒரு மீட்டிங் போட்டாரு ஆனா மாதம் மாதம் நாங்க சொன்னோம் மாதம் மாதம் ஒரு மீட்டிங் போட்டு கடுமையான காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்க முடியாது காவல்துறையில அங்க எங்க போய் ரெண்டு மூணு பேர் சஸ்பெண்ட் பண்ணீங்கனால போதும் இது வந்து விற்காம இருப்பாங்க ஏன்னா அவங்க கடைசியில என்ன பண்றாங்க நாலாயிரம் பேர் கைது பண்ணணும் சொல்றாங்க அந்த நாலாயிரம் பேர் யாருன்னா கடைசியில விற்கிறவன் அவ்வளவுதான் அவன் பத்து நாள்ல ஜெயில போய் பத்து பாஞ்சு நாள்ல வெளில வந்துடுறான் அவன் அவன் கைது பண்ண அடுத்தது அஞ்சு நிமிஷத்துல இன்னொருத்தன் உட்காடுறாங்க அவன் கைது பண்ண மூணாவது பேர் ரெடியா வச்சிருக்காங்க மூணாவது பேர் உட்காடுறாங்க இவனுக்கு எல்லாம் சும்மா அதுல யாரு மெயின் முக்கியமான அவங்க கைது பண்ணல அவங்க நடவடிக்கை எடுக்கல எல்லாம் எல்லாருக்கும் அரசியல் பின்பலம் இருக்கு அதனால கைது பண்ணாம அப்படியே கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுதான் பிரச்சனையா இருக்கு நிறைய பாலியல் சீற்றங்களுக்கு காரணம் இதுதான் இந்த கஞ்சா இந்த மது பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்ல இதெல்லாம் அப்புறப்படுத்தி கட்டுப்படுத்தினாதான் சீராக இருக்கும்